ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இவங்க சார் பேச்சா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு அப்டேட் எப்படி பார்க்க போகிறோம் அண்ட் முக்கியமான ஒரு சூப்பரான அப்டேட்னு சொல்லணும் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சென்னை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பண்ணால் நாங்கள் இப்படிலாம் வீடியோ போகிறோமோ உங்களுக்கு மாவில் அண்ட் டீ சர்வீஸ் நிறையவே கிடைக்கும் அண்ட் இன்றைக்கி என்ன அப்டேட் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பண்ணால் நம்மளோட ஜேரில்டோ அதாவது சூசைட் ஸ்குவாட் அந்த படத்தில் ஜோக்கராக நடித்த ஒரு ஐகானிக் ரோலில் நடித்தவர் அண்ட் பட் இவர் தான் பெஸ்ட்டுன்னெலாம் நம்மளால் சொல்ல முடியாது இவரோட சூப்பராக நடித்தவங்களாம் இருக்காங்க சொல்லுனா நம்மளோட ஈட் லெஜர் பக்கின் அந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க பட் இவரும் நடித்தார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவருக்கு அவ்வளோ பேர் ரெகனைசேஷன் கிடைக்கவே இல்லை அண்ட் இவர் அவ்வளோ பெருசாக நடித்தாலும் ஒன்றும் சொல்ல முடியல ஏன்னா இந்த ஜோக்கரை ஜோக்கராக யாரும் பார்க்கல கிட்டத்தட்ட பையனா ஒரு சைக்கோவாக தான் எல்லாரும் பார்த்தாங்க இப்படி இருக்க சமயத்தில் நம்மளோட நெட்டில் அதாவது ரொம்ப ரொம்ப பெரிய ரூமை கண்டதுக்கு என்ன பண்ணால் நம்மளோட ஜாரட் லிட்டோ வந்து பென் அஃப்ரியா கூடியும் அதாவது நம்ம பேட்மேன் கூடியும் சைபா கூடியும் ரீஷூட்டிங் ஆஃப் ஜெசிஸ் லிக்ஸ் நைடுகட்டில் கலந்துக்கிட்டார் கிடையாது அப்படின்னு ஒரு ரூமர் ப்ளஸ் இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருக்கு அண்ட் என்ன தான் நைன்ட்டி பர்சன்டேஜ் உண்மைன்னு சொன்னாலும் இப்போ வரைக்கும் நம்மளால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் சொல்ல முடியாது ஏன்னு பையனா இது அஃபிஷியல் கிடையாது என்ன பையனா இப்போ லிட்டோவே வந்து சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஜோக்கராக வந்து ஜஸ்டிஸ் லீக் சைடுகட்டில் வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது ஓரளவுக்கு அது உண்மையாக நம்ம எடுத்துக்கலாம் அண்ட் அது கூட வேணால் வானர் போஸ் பிக்சர்ஸ் இல்லை டிசி இவங்க ரெண்டு பேருமே அஃபிஷியலாக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நிச்சயமாக நம்பி தான் ஆகணும் ஏன்னா அந்த படத்தை எடுக்கிறவங்க அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அண்ட் இப்படி இருக்கிற சமயத்தில் ஜஸ்டிஸ் லீக் ஸ்னைடர் வந்து ஃபுல்லாக எதை வந்து ஃபோக்கஸ் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட dark side and dark side வர போய் தான் ஃபோக்கஸ் பண்ண சமயத்தில் இந்த ஜோக்கர் எதுக்கு வர போகிறான்னு எனக்கு தெரியல பட் இது நிச்சயமாக நம்மளோட ஜாயலித்தோக்கு லாஸ்ட் சான்ஸாக தான் இருக்கும் ஏன்னா சூசி ஸ்குவாட் படத்தை நிறைய பேர் இதை பார்த்து தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா இவருக்கு நல்ல ரெக்கக்னைசேஷன் கிடைக்கவே இல்லை ஆஸ் அ ஜோக்கராக இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் ஈட் வேறு ஈட் லெஜர் நடிச்ச ஜோக்கர் பையனா கிட்டத்தட்ட பையனா ஒரு கிரிமினல் மைண்டு சொல்லணும் எதை எப்போ பண்ணோன்னு கழுத்தை அந்த ஜோக்கர் பண்ணுவான் அதே இது பக்கின் ஃபினிஷ் பண்ணினா டோட்டலி நம்மளோட ஜோக்கர் எப்படி இருப்பானா அதாவது ஒரு சைக்கோவாக நடந்துக்குவாங்க அண்ட் இந்த விஷயம் நம்மளோட இந்த ஜோக்கர் பார்த்தீங்கன்னா அதாவது ஜோக்கரோட விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ண முடியே தெரியல அதாவது பார்த்தீங்கன்னா ஆலியா குயினுக்கும் இவனுக்கும் நடந்த லவ் ஸ்டோரி தான் பற்றி இந்த சூசைட் ஸ்குவாடில் நம்ம இந்த ஜோக்கருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னு தவிர நம்மளோட ஜோக்கரை பற்றி ஒன்றுமே சொல்லலை இவ்வளோ நல்லா நடித்தாரு பட் எனிவே நம்மளோட பாக்கிங் ஃபுனிங்ஸ் அண்ட் ஈட் அளவுக்கு இவருக்கான ஜோக்கர் கேட்டதில் அவ்வளோவா பில்டப் பண்ணல டேரக்டர் அப்படின்னா நான் சொல்லுவேன் அண்ட் இந்த ஜோக்கர் பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் செலெக்ஷன் என்ன பொறுத்தவரைக்கும் ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லை அடையது பக்கிங் ஃபுனிக்ஸ் நடித்து அந்த ஜோக்கர் பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் செலெக்ஷன்னா இதான்ப்பா ஜோக்கர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் என்னதான் இருந்தாலும் இவர் தான் நம்மளோட ஜோகன்னு நம்மளே கொஞ்ச நாள் கழித்து நம்மளே ரெகனைஸ் ஆகிடும் ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தால் நீங்கள் நினைக்குமே பக்கிங் ஃபினிக்லாம் வர ரொம்ப தான் கஷ்டம் அண்ட் ஈட்டில் நிச்சயம் வர முடியாது ஏன்னா அவர் வீட்டில் இருந்து என்ன செட்டாலும் இப்போ இருக்கும் அவரை தாண்டிருக்க ஆளே கிடையாது மேபி இவர் இன்னும் நல்லா நடித்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அண்ட் டேரக்டர் இவருக்கு காஸ்டியூம் செலெக்ஷனாக இருக்கணும் மேன் கேரக்டர் பில்டப் நல்லா பண்ணியிருந்தா இன்னும் நல்லா ஹிட்டாக இருப்பேன் எனக்கு தோணுது அண்ட் இவர் ஜஸ்டிஸ் லீக்ஸ் நடிகத்தில் பெரிய ரோல்லாம் இவர் கொடுக்க மாட்டாங்க அதாவது ஒரு சின்ன கேமியோ ரோல் மாதிரி பேட்மேன் இருக்கார் இல்லையா அதனால் ஒரு கேமியோ ரோல் மாதிரி தான் கொடுப்பாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய வில்லனெல்லாம் ஆக்குது நிச்சயமாக முடியாது ஏன்னா இந்த படமே டார்க் சைட் வர தான் பிடிச்சி பேச போகிற நேரத்தில் இந்த ஜோக்கர் எதுக்கு வரணும் ஜோக்கர் வச்சா அப்புறம் எதுக்கு ஃபேன் பார்க்கணும்னு நிச்சயமாக டிசிஎன் வானபோஸ் நினைப்பாங்க நிச்சயமாக ஒரு ஜோக்கர் காமிக்கிறதுக்காக ஒரு சின்ன கேமியோ சீனில் காமிப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது எனக்கு தெரிஞ்சு இவர் நம்மளோட பேட்மேனோட நைட் மேல் சீனில் வரதுக்கான வாய்ப்பு இருக்காது சாகிற மாதிரி ஏன்னா எல்லாரும் அந்த சீனில் சாக தான் போகிறாங்க ஆனால் அது உண்மை கிடையாது மேபி ஒரு சின்ன சீனு நம்ம ஜோக்கருக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லையா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கேன் நானும் ஒரு வைரஸு உலகம் முழுக்க பரவிக்கிற சமயத்தில் எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருக்கும் இந்த சமயத்தில் ஒரு சின்ன சீனுக்காக எதுக்கு நம்ம ஜேட்லேத்தோ ஜோக்கராக நடிக்க போகணும் அதாவது ஷூட்டிங் ஆஃப் ஜஸ்டிஸ் லீக்கு இதை நம்ம யோசித்து பார்க்கணும் இல்லையா அதாவது ஒரு சின்ன சீனுக்காக அவர் போய் வேஸ்ட்டு தானே அதாவது அதை கூட அவர் ஒரு ஃபோட்டோ வச்சு சிஜிஐ கூட பண்ணலாம் அதுக்கு நம்மளால் ஸ்னைடருக்கும் நல்ல திறமை இருக்குது பட் எதுக்கு ஒரு சின்ன சீனுக்காக போகணும் நிச்சயமாக ஒரு பெரிய சீன் இருக்குமான்னு நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஏன்னா இந்த படம் எதை பற்றியும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜஸ்டிஸ் லீக்கும் டாக் செட்டுக்கும் நடக்கிற சண்டையை பொறுத்து தான் இருக்கிற சமயத்தில் இந்த இவர் வந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது அதுவும் ஒரு சின்ன சீனுக்காக இவர் வந்து கொரோனா வயசுலாம் தாண்டி போய் நடிக்கணும்னு அவருக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது அண்ட் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது ஏன்னா பார்த்தீங்கன்னா டிசி இந்த மாதிரி பல தடவை பண்ணியிருக்காங்க அவங்களே ஒரு ரூமரை விட்டுதே படத்தில் ஜோக்குன்னு ஒரு வார்த்தை கூட இருக்காத அளவுக்கு ஆக்கிடுவாங்க அதனால் டிசி ஃபேன்ஸை நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் இட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை வச்சுட்டு நின்றுட்டு உங்கள் பார்க்க இந்த அப்டேட் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன் அண்ட் தேங்க்யூ யார் இந்த வீடியோ பண்ணுங்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்